எங்கள் சேனலில் ஸ்டீவியா லீவ்ஸ் போட்டு டீ இருக்குது அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஸ்டீவியா லீவ்ஸ் வச்சு அதோடய லிக்விட் நம்ம இன்றைக்கி ப பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம வேறு ஏதாவது இப்போ குக்கீஸு அது மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்டீவியா லீவ்ஸ் போட்டு பண்ணோன்னா அது கொஞ்சம் அந்த இலை டேஸ்ட் இருக்குது அதனால வந்து நம்ம லிக்விட் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் பண்ண போகிறோம் ஏதாவது ஒரு ஜூஸ் பண்ணோம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நம்ம லீவ்ஸ் போட்டு நம்ம பண்ண முடியாது அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு லிக்விட் நம்ம வச்சு பண்ணி வச்சுட்டோன்னா இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் தயாரிக்கலாம் அது மாதிரி வந்து எந்த ஒரு ஃப்ரூட் ஜூஸஸும் வந்து இது போட்டு நம்ம குடிக்கலாம் ஏன்னா இப்போ சுகர் பேஷண்ட்டு இப்போ இப்போ டயபெட்டிக் இருக்காங்க சுகர் போட்டு குடிக்க முடியாது இப்போ இது ஒரு லிக்விட் நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா இது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இன்னொரு தடவையும் நான் சொல்கிறேன் இது வந்து ஸ்வீட் லீஃப் இது வந்து நம்ம ஸ்வீட் துளசின்னு சொல்கிறாங்க இது வந்து பிளட் சுகருக்கு பிளட் ப்ரெஷருக்கு வெயிட் ரிடக்ஷனுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இது ஹேர்பல் இது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சுகர்னு இது வந்து ஆன்லைனில் நான் வாங்கினேன் க இது நியூஸில் கூட இப்போ ரீசண்டாக வந்துச்சு இது ஸ்வீட் துளசி இது நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அரை கப்பு ஸ்டீவியா லீவ்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு கப் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இப்போ இது வந்து டூ கப்ஸ் ஆஃப் வாட்டரில் வந்து நான் போட்டு போட்டிருக்கேன் இது வந்து ஒரு நல்ல சுண்டர வரைக்கும் வந்து நம்ம காய்ச்சலாம் இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு இது வந்து லோ ஃப்ளேமில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து இதோட இலையோட அந்த இது கான்சென்ட்ரேட் இறங்குற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கலாம் தண்ணி கலர் கூட மாறிடுச்சு இது வந்து நம்ம டீயில் வந்து ஒரு ஒரு கப் ஒன் கப் ஆஃப் டீக்கு வந்து ஒரு ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் வரைக்கும் போட்டோன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்குது இப்போ நல்லா வந்து நல்லா கொதித்து சுண்டி வருது இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இருத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இது போல் வந்து நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றுனா போதும் லெமன் ஜூஸ்க்கு அவ்வளோ இனிப்பாக இருக்குது இப்போ பார்க்கலாம் இது நம்ம ரெண்டு கப்பு ஊற்றினோம் இந்த கண்டெய்னரில் நான் ஃபுல்லாக ஊற்றினேன் இப்போ பாருங்கள் இது வந்து பாதி வந்துருச்சு இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இந்த கான்சென்ட்ரேட் வந்து இன்னும் வந்து நல்லா திக்காக வேணும்னா இன்னும் நீங்கள் வந்து அரை கப் வரைக்கும் வந்து சுண்டை வச்சுக்கலாம் பட் இது நமக்கு போதும் இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து ஊற்றிட்டு லெமன் ஜூஸோ இல்லை எந்த ஜூஸ்லேயும் ஊற்றி நீங்கள் குடிக்கலாம் நீங்களும் வந்து இது செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் அது கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்குது இப்போ வந்து இது இது மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப useful stevia leaves liquid ready ஆகிடுச்சு நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ